ஸோ கைஸ் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலுக்கு கணக்கான தான் கைஸ் பார்க்க போகிறோம் ஸோ இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கேன் அப்படின்னா வந்துட்டு மறக்காமல் நம்ம சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஓகேவா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டன் இருக்கும் அதுக்கப்புறமா கமெண்ட் பட்டன் இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சும்மாவே இருக்குது கைஸ் அதை வந்துட்டு ஒரு கிளிக் பண்ணி எனத்தையாவது பண்ணி விட்றது ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம கூட வந்துட்டு இன்னொரு பையன் வந்துட்டு விளாண்டுட்டு இருக்கான் ஓகேவா அந்த பையன் வந்துட்டு யாருன்னு வந்துட்டு தெரிஞ்சிருந்தால் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ முந்தின வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கவங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ அப்படி வந்துட்டு வேக வேகமாக இறங்கி கொண்டிருக்கோம் இறங்கி கொண்டிருக்கோம் இறங்கி கொண்டே இருக்கிறோம் எவ்வளோ மெதுவாக இருக்கிறா டே மேட்சே முடிஞ்சோன்னு சொல்லுதுன்னு சீக்கிரம் இறங்கி தருடா கொட்டாவியே வருதுடா சீக்கிரம் போடா சீக்கிரம் போடா அப்படின்ட்டு மெதுவாக இறங்கிட்டா ஆ போட வேகமாக போடா கண் ஏதாவது இருக்காடா எவனா வந்து அடிச்சு தொலைஞ்சிட போகிறான் வேகமாக போடா அடடா அடடா ஆ படம் ஒரு கத்தி கிடச்சிட்டு ஆ வேறு ஏதாவது இருக்கா ரங்கு மட்டும் கிடச்சிருக்கு வேகமாக போடா வேகமாக போடா அவன் எல்லாத்தையும் வழுத்தி நினைக்கிறான் போல் அதுக்குள்ளே ஏடே கண்ணு ஏதாவது இருக்காடா அப்படின்னு பார்த்தா பேரஃபோன் கிடச்சிட்டு ஆ ஒரு எனிமி இருக்குனே அப்படின்ட்டான் சரிடா எனிமி இருக்கா விட்டுறா அடிச்சிடாதடா அடிச்சாதா நான் வந்து அடிக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேகமாக சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த வீட்டுக்குள்ளே தானே இருக்கான் அப்படிங்க அப்படியா சரி சொல்லிட்டு அங்கிட்டு வேக வேகமாக ஓடிட்டு இருக்கேன் ஏடே அடிச்சு தொலைஞ்சாதில்ல எனக்கு தாண்டா அந்த கில்லு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறார் எடா எங்கடா எங்கடா இருக்கான் ஆளையா காணுமாடா ஐயோ அடிச்சுவா போலி எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அந்த கிள்ளி எனக்கு தாண்டா வேணும் ஐயோ அடிச்சானா ரொம்ப சந்தோஷம் இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடடா அடிச்சாச்சு அடிச்சிச்சு அப்படி அது இறை வந்து உயிரை காப்பாற்றி தொடங்கினா அடிச்சு தொடங்க போகிறான் அப்படிங்க சரி ரைட்டு ஐயா கில்லு கிடச்சி அப்பாடா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்பாடா இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கில் அடிச்சிட்டோமே ஒரு கில் அடிச்சிட்டோமே அப்படின்ட்டு ஐயோ இருடா ஏன்டா இவ்வளோ வேகமாக அழுத்துறீங்க ரொம்ப பயமாக இருக்குடா ஐயோ ரெண்டு பேர் துரத்தி வந்துட்டு இருக்கானுங்களே வெறி கொண்டு ஓடிட்டு வந்துட்டு இருக்கானுங்களே ரொம்ப பயமாக இருக்குது ஏய் இவ்வளோ அழுத்திடலாமா அப்போ அப்போ அப்போ அப்போ தடப்பாவி ஓசிக்கில் அடிச்சிட்டியானா நாயே ஓசிக்கில் அடிச்சிட்டாங்க இவனை வந்துட்டு சும்மாவே விடக்கூடாது இயல இவனையும் ஓசிக்கில் அடிச்சிருவான் போலயே இவனை வந்துட்டு பிளான் பண்ணி கொண்டாகணும் இவனை வந்துட்டு இவனை வச்சுட்டு இவனை வச்சு தான் எதையாவது செஞ்சாகணும் இவன் என்ன செய்கிறது இவன் ஓசிக்கில் அடிக்கக்கூடாது இவனை எதையாவது செய்யணுமே இப்போது இல்லை நீ வந்துட்டு முன்னாடி போட அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டேன் நான் வந்துட்டு அப்படியே அடிக்கணேன் அப்புறம் உனக்கு கிள்ளு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை முன்னாடி விட்டு நான் அடிச்சிட்டேன் கைஸ் இல்லை வேறு லெவலுக்கு வந்துட்டு பிளான் பண்ணி நம்ம வந்துட்டு இல்லை அட்டையை போட்டாச்சு ஆ இப்போ வந்துட்டு அவன்கிட்ட வந்துட்டு ஒன்றுமே சொல்ல அப்படியே வந்துட்டு உயிரை கொடுத்தாச்சு அதுக்கப்புறமா வேகமாக வந்துட்டு மில்லிருந்து அப்படியே வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறோம் கைஸ் அப்படின்னு விட்டு பிடிச்சி வேக வேகமாக மெதுவாக வேற லெவலில் பறந்து தெருக்கி விட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் பறந்து கொண்டே இருக்கிறோம் ஓடிக்கொண்டே அங்கே பாருங்கள் சை வாயெல்லாம் உளறி துளையுது ஐயே வேகமாக இறங்கிட்டா அப்படி எவ்வளோ நேரம் ஏ சீக்கிரம் போடா சீக்கிரம் போடா ஐயோ எனிமி இருக்கானே அப்படிங்க ஐயோ எனிமி இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கிட்ட ஆகி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டா வேகமாக இதை போட்டு இன்கலர் போட்டு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கேன் எங்கடா இருக்கான் ரெண்டு பேரும் ஓடிட்டு இருக்காங்கண்ணே அப்படிங்க நான் வந்துட்டு ஸ்கோ போட்டு எட்டி பார்க்க அடிக்காதீங்கண்ணே அப்படிங்க அப்படியா சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிக்காமல் இருந்துட்டேன் இப்போ என்னடா செய்யுது அப்படின்னு கேட்டால் நான் முதல்ல போகிறேன் நீங்கள் பின்னாடி வாங்கினே அப்படிங்க சரின்னு சொல்லிட்டு நான் அப்படியே அவன் உனக்கு முன்னாடி ஓட விட்டு நான் அப்படியே பின்னாடியே போயிட்டு இருக்கேன் இனி அவன் எங்கே போயிட்டு போயிட்டுருக்கான்னு எனக்கு கரெக்டாக தெரியுனே நான் அவனை பார்த்துட்டேனே அப்படின்னு நான் சேர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேக வேகமாக அவன் பின்னாடியே ஓடிக்கொண்டே இருக்கேன் என்ன நடக்க போகிறதுன்னு தெரில ஸோ வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள் ஓகே ஓகே அப்படியே பாருங்கள் வீடியோ வந்துட்டு செம்ம ஃபன்னாக இருக்கும் ஓகேவா ஸோ எங்கடா இருக்கான் அங்கிட்டு இங்கிட்டு குழப்பாதடா என் மண்டே குழக்கிறோம் போலேயுமே அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டே கிடக்கானே ஒழுங்காக போய் தொடடா அப்படின்னு விட்டு அவனை முன்னாடி விட்டுட்டுருக்கேன் அவன் அவன் அவன் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டான் போல் நான் பேசுகிற பேசிட்டேன் அப்படின்னு நின்றுட்டு இருக்கான் எங்கடா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே தானே இருக்கான் அந்த வீட்டுக்குள்ளேயா எங்கடா இருக்கான் போடா அப்படின்னா தானே நீ போனால் தானே நான் வந்துட்டு கில் அடிக்க முடியும் போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவனை போ போட்டான் அவன் என்னி அவன் மறுபடியும் என்னையும் பிளான் பண்ணி என்னையும் முதல்ல போடுறான் சரி ரைட்டு போவோம் இவன் வந்துட்டு ஏதோ சொல்கிறான் நம்மளுக்கு கிளி கிடச்சிரும்னு நினைக்கிறேன் ஏன்னா வேறு ரெண்டு பேர் இருக்கானுங்க அடிச்சிருவோமான்னு தெரியல அப்படின்ட்டு யூஎம்பி வேறு வச்சுருக்கோன்னு ஒரு தைரியத்தில் போகிறோம் அடே இனிமே பார்த்துட்டேன்டா எடே அடிச்சிட்றான்டா அப்படின்னு பார்த்தா அடா பாவி அடிச்சியா சரி ஓசிக்கில் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடாது அவன் தான் அடித்தான் நம்ம வந்துட்டு தேவையில்லாமல் ஓசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வாய விடக்கூடாது இது அவனோட கிளு தான் கைஸ் அதனால வந்து அவன் அடிச்சிட்டான் சரி ரைட்டு இன்னொருத்தர் இருப்பான் அவனை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எங்கடா இருக்கான் எனிமி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக ஓடிட்டு இருக்கான் அட்டா பாவி அங்கே தானே இருக்கான் அப்படிங்க அது முதல்ல சொல்ல வேண்டியதாண்டா நீ அங்கிட்டு தூரமாக ஓடினதுக்கப்புறம் வந்துட்டு சொல்கிறேன் சரி ரைட்டு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கேன் டே எலிவி எங்கடா இருக்கா சொல்லி சொல்லடா அங்கிட்டு இங்கிட்டு குழப்பாதடா மண்டே குழப்பறாங்க எங்கடா இருக்கான் இனிமி அங்கே தானே இருக்கான் அப்படின்னு கண்ணு நம்மளுக்கு தெரியாதே இதை இப்படி அவன்கிட்ட சொல்கிறது வேக வேகமாக ஓடுறான் வேக வேகமாக ஓடுறேன் எலிவி அதுக்குள்ளே இவன் அடிச்சிருவானே நம்மளுக்கு வேறு லாங்கில் ஸ்கோப் போட்டு அடிக்க தெரியாத அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடிட்டுருக்கேன் அவன் வேறு எனிமி அதை விட்ட பயங்கரமாக ஓடிட்டுருக்கான் அட மூணு நாலு ஐயோ நூறே டேமேஜ் தான் ஐயோ படம் அடிக்க குளூவில் போட்டு தொலைச்சிட்டாடே ஐயோ இவன் கையில் வச்சுருப்பானே ஐயோ போட்டானே போட்டானே அட அப்பாவி அடித்து தொலைஞ்சிட்டியாடா அடித்து தொலைஞ்சிட்டியாடா லைட்டாக ஸ்கிப் ஆயிடுச்சு கைஸ் ஸோ வருந்துகிறோம் வருந்துகிறோம் ஸ்கிப் ஆடுறதுக்கு வருந்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமும் ஓடிக்கிட்டு இருக்கேன் இப்போ அடுத்த கிள்ள நோக்கி கிளாக் டவர் பக்கமாக வந்துட்டாங்க ஆட்டாடா இந்த இடத்துல வேற லெவலுக்கு கிள்ள அடிக்க போகிறோம் அடிக்க போகிறோம் அடிக்க போயிடும் அடிக்க அடித்து விட்டோம் கைஸ் வேற லெவலில் கெட்டாட் போட்டு அடிச்சாச்சு ஐயோ பாவம் தனியாக வந்து சிக்கிக்கிட்டானே காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக ஹேங்கர் பக்கமாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஒரு அப்பா அப்பா அப்பா என்ன துரத்து துரத்துது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கேன் காய்ஸ் எங்கடா இருக்கான் இனிமே எங்கடா இருக்கான் இந்த பையன்ட்ட தான் கேட்டு கேட்டு சொல்ல வேண்டியிருக்கு நம்மளுக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது அங்கே தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கார் சுத்தமாக கிடைச்சு சொல்லிட்டு அங்கே பார்த்து அடிச்சுட்டு இருக்கேன் எங்கடா ரெண்டு பேரையும் காணும் ஓசிக்கில் அடிச்சிட்டேடா நீ அப்படின்னு நான் அடிக்கலானே அப்படிங்க யாரா அடித்தாது அப்படின்னு கேட்டால் வேற ஒருத்தங்க அடிச்சிட்டாங்கண்ணே வேற ஒரு ரெண்டு பேர் அங்கிட்டிருந்து ஒருத்தங்க ஓடி வராங்கண்ணே வேற ஒரு ரெண்டு பேரா எங்கிறதா ஓடி வரான் அப்படின்னு கேட்டால் அங்கிட்டிருந்து ஓடி வராங்க பாருங்க ஏரோப்ளைன்லேருந்து இறங்கி ஏரோப்ளைன்லேருந்து இறங்கி ஓடி வரானா அப்படின்னு ஸ்கோப் போட்டு பார்த்தா அடி ஆடுறாரு அடப்பாவி ஓசிக்கில் அடிச்சுட்டா இதையும் அட்டாட்டா இவனே அடிக்க ஆட்டா ஆட்டா ஆட்டா அடப்பாவி ரெண்டு கிளியும் ஓசிக்கில் அடிச்சிட்டியாடா என்னடா இறக்கமே இல்லாமல் ஓசிக்கில் அடிச்சிட்டு இருக்காங்க இவனை வந்துட்டு சும்மாவே விடக்கூடாது இவனை என்ன செய்கிறது இறக்கமே இல்லாமல் இப்படி வந்துட்டு ஓசிக்கில் அடிக்கலாமா கொஞ்சமாவது டீம்மேட்டுக்கு கில்லு கொடுத்து விளையாடுங்கடா இப்படி வந்துட்டு அப்படி சேர்ந்துட்டு இங்கே ஓடி வந்தாச்சு சரி இங்கே எங்கடா இனிமே இருக்கான் அப்படின்னு கேட்டால் அவன் வந்துட்டு ஏன்னே எனக்கு வந்துட்டு என்னோடய ஆறாவது ஏழாவது கண்ணுபடி ஏழாம் அறிவுபடி இங்கே மேலே எனிமி இருப்பானே அப்படிங்க சேரலிட்டுன்னு வேக வேகமாக ஏறிக்கிட்டே இருக்கேன் அந்த எனிமையே இல்லைடா என்னடா சொல்கிற லூசு பையில எனிமையே இல்லைடா அப்படின்னு சரிடா சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு அங்கிட்டு சுற்றி பார்த்துட்டு சரி ரைட்டு வேறு எங்கே தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கிட்ட ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது அங்கே சத்தம் கேட்கு அப்படின்னு சொல்லிட்டு கண் எடுத்துகிட்டு எவ்வளோ டுஃபு டுஃபு டுஃபுன்னு சொல்கிறோம் மிஸ்பயர் ஆகிட்டே இருக்குது ஒரு அடி கூட படம் அடிக்குது அடா பாவிகளோ அடியே படம் அடிக்குதே என்ன செய்கிறது இப்போ அடரா அவன் அடித்தா மட்டும் பயங்கரமாக அடிப்படுதே மெதுவாக அடிங்கடா இப்படி அடிக்காதீங்கடா வேகமாக அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கிட்ட வேகமாக போட்டுக்கிட்டே இருக்கேன் இப்படி அடிச்சுட்டு இருக்காதீங்கடா இப்படி அடிக்காதீங்க இவனும் ஒழுக்கிட்டு இருக்கான் நம்ம எப்போ அடிப்போமோ அதை மாதிரி தான் இவன் அடிப்பான் இப்போ பாருங்கள் நான் அடிப்பேன் அது மாதிரி அவனை அடிப்பான் ஆ இப்போ முடிச்சு விடுவான் பார்த்தீங்களா விவரமாக இருக்கும் அந்த பையன் நான் அடிக்கும்போது கரெக்டாக அடித்து ஓசிக்கில் அடிக்கலான்னு பிளான் பண்ணுறான் இப்போ பாருங்கள் இப்போ அடிப்பான் பாருங்க ஆ நான் அடிக்கும்போது கரெக்டாக அடிப்பா அது கூட ஒழிஞ்சிடுவான் நான் ஒழிஞ்சவனே இந்த பையன் இப்படி விவரமாக இருந்தால் எப்படி கேஸ் அங்கே பாருங்க ஸ்கைலர்லாம் போட்டு அடிங்க நம்மகிட்ட ஸ்கைலர் வேற இல்லை ஆட்டா பாவி நம்ம வந்துட்டு இவன் கூட இருந்தால் சரிப்படாது இவன் நம்ம கிள்ள நம்ம கிள்ள போகிற ஆட்டையை போட்டுருவான் இவன் சரிப்படாது நம்ம அப்படி இங்கிட்டு ஓடிடுவோம் இப்படி வந்துட்டு இது வழியாக மாடிப்படி ஏறிடுவோம் ஓகேவா இப்படியே வந்துட்டு அப்படியே ஏறிடுவோம் அடப்பாவி தீக்கிட்டே ஏறா ஏறா ஏறா ஏறா அப்படியே அடித்தோம் அடிச்சிடும் எங்கடா ஆளை காணும் ஏ எங்கடா எங்கடா எங்கடா மெதுவாக அடிங்கடா எங்கேருந்துடா அடிக்கிங்க இங்கே அடப்பாவி பின்னாடி தான் இருந்திருக்கியா சொல்ல வேண்டியதானடா அடிச்சு விட்டானே அடிச்சு விட்டானே அடடா அடடா அடடா அடடா போட்டு ஐயோ என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுது அடப்பாதி வேற லெவலில் அவனுக்கு அதுக்கு மேலே ஸ்கைலரை போட்டுட்டு இருக்காங்களே ஐயோ பாவ பையில பொறிச்சிட்டு இருக்காங்களே அடா பாதி ஸ்கைலரை தெரிஞ்சு விட்டுட்டு இருக்கானுங்க ஸ்கைலரை போட்டு ஆப்போசிட் டீம் அடா பாதி ஸ்கைல போட போட தெரிஞ்சு விட்றானுங்களே என்ன செய்ய போகிறான் பாவு பையன் அடி சுடு சுடுன்னு சுட்டு தெரிஞ்சு விட்டுட்டு இருக்கானுங்க ஸ்கைலரை போட்டு எத்தனை ஸ்கைலர் தாண்டா வச்சுருக்கீங்க ஓ அஞ்சு பேர் சேர்ந்து போட்டுட்ருப்பீங்களா ஸ்கோடா போட்டுட்ருக்கீங்களா மொத்தமே நாங்கள் மேட்ச் தான் வந்தோம் கோடா போட்டுட்டு இருக்கானுங்க என்னன்னு தெரியல பின்னாடி வந்துட்டு எவனோ வந்துட்டான் போல அட்டி அட்டின்னு போட்டு அங்கிட்டு வேறு அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கிட்டு குளோல் போட்டான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அடா கண்ணு வேறு தெரிய போட்டிக்கு ஆனால் சுட்டான் பையப்பா சூப்பர் ஏ குதிச்சிடறா குதிச்சிட்றா அப்படின்னு சொன்னேன் அடி என் நம்ம பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து தம்பி குதிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பேர் கேட்ட சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுது இப்போது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தன் என்ன நடக்க போகுது தெரியலையே ஐயோ ஐயோ இவன் வேற மெதுவாக சுற்றுறாடே என்ன அடடா தோழி முடிஞ்சு போச்சு நினச்ச மாதிரி தோழி முடிஞ்சு போச்சு